இந்த மரத்துக்கு இந்த பக்கம் கங்காசி கலந்து கொள்ளக்கூடிய மாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய சேவை மாடுகளை மைதானத்துக்கு முன்பாக கொண்டு வருவது என்பதை இருக்கின்றோம் சமத்துவ பதிவேறு தலைப்பேசியில் அழைக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ராஜா நடராஜ் நல்லா இருக்கீங்களா